ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைண்டே சேனல் நான் இன்றைக்கி வெந்த இட்லிக்கு மாவு அரைச்சிக்க போகிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு உலக்கு இட்லி புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறேங்க வெந்தயத்தை கழுவிட்டு ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் வெந்தயம் ஊற வச்சு ஒரு நாலு மணி நேரம் கழித்து நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் அப்போ அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் வெந்தயம் ஊற வச்சு ஒரு எட்டு மணி நேரம் ஆச்சுங்க இப்போ நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்ருக்கேன் இது கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ வெந்தயம் நல்லா மஞ்சிடுச்சு இது கூடவே நான் அரிசி சேர்த்து அரைச்சிக்கிறேன் அரிசி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அஞ்சாறு கொட்டைமுத்து எடுத்து வச்சுருக்கேங்க இதோட தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த அரிசியிலேயே போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ அரிசியும் மஞ்சிடுச்சுங்க அரிசி பரப்பரன்னு இல்லாமல் கொஞ்சம் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாங்க இது இப்போ நான் ஒரு சாயந்தரம் ஏழு மணிக்கு அரைச்சி வச்சுருக்கேன் இதை காலையிலக்கு வெந்த இட்லி ஊற்றும் போது நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்துக்கெல்லாம் நான் மாற்றிக்க போகிறேன் இப்போது காலையில் ஆகிடுச்சுங்க மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கு நம்ம இட்லி ஊற்றும் போது இந்த மாதிரி திக்காக ஊற்றக்கூடாதுங்க வெந்த இட்லி பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துட்டு ஊற்றிக்கலாம் இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துட்டு இப்படி எடுத்து ஊற்றுற பதத்தில் கரைச்சிக்கணுங்க மாவை நான் இட்லி ஊற்றிட்டேன் ஏற்கனவே இட்லி பண்ணையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருந்தேன் இப்போ இட்லி ஊற்றிட்டேன் இதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தக்காளி குழம்பு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு நான் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு கடலில் பருப்பு தாளிச்சாச்சு பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி நல்லா வதக்கிட்டேங்க இது கூடவே இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி பழமும் இது கூடயே கலந்துக்கிறாங்க இதோட நல்லா எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வரட்டும் இதுக்கப்புறமா மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு வேக வச்சுக்க போகிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க தேங்காய் அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நாலஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு வரமிளகா ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ரெண்டு லவங்கம் ஒரு பட்டை அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா இதெல்லாம் இந்த தேங்காய் எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வாசனைலாம் வர ஆரம்பிச்சிருச்சு இதில் கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்க போகிறேன் இப்போது தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இட்லியும் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்க போகிறேன் இந்த வெந்த இட்லி மேலே நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி குழம்பு கூட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ